இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம் வர மே ஏழுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாடு முழுக்க பூரண மது விளக்கை நம்ம தமிழ்நாடு அரசு அறிவிக்க போகுது என்னையா பெரிய வருமானம் கொடுக்குற பெரிய ரெவென்யூ இருக்கிற டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இன்னைக்கு டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் அப்படி டாஸ்மாக க்ளோஸ் பண்ணிட்டா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி ரூபா வருவாய் இழப்பு ஏற்படுமே அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டை நம்ம தமிழ்நாடு அரசு க்ளோஸ் பண்ண ரெடியாக இருக்குமா மது விலக்கு அப்படின்றது இங்கே சாத்தியமா அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு அரசு இது நிச்சயமாக செய்ய போகுது ஏற்கனவே மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுத்துகிட்டு இருக்கிற தமிழ்நாடு அரசு இனி மக்களோட வாக்கு வங்கி நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இந்த பூரண மது விலக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு முடிவெடுத்து இந்த மே ஏழுக்கு அப்புறம் இந்த பூரண மது விலக்கை தமிழ்நாட்டில் டிக்ளேர் பண்ண போகிறோம் இதனால் ஏற்பட போகிற வருவாய் இழப்பு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வருஷத்துக்கு வருவாய் ஈட்டிட்டு இருக்கு இந்த டாஸ்மாக் பூரணமாக மூடிட்டா மொத்தமாக மூடிட்டா இதுலேருந்து வர வருவாய் இழப்பை சரி செய்யறதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு சூப்பர் பிளானோட நம்ம தமிழ்நாடு அரசு கலை இருக்குது அதாவது பிரைவேட் செக்டர்ஸ் ஏற்கனவே பிரைவேட்டோட கையில் இருக்கிற ஸ்கூலு காலேஜ் இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி எந்த ப்ரைவேட் இருந்து நிறைய ரெவின்யூ வருதோ அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்துட்டு ரெவின்யூவை இந்த கவர்மெண்ட்டுக்கு கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் அந்த ப்ரைவேட் செக்டர் ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி பிரைவேட் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ண போது அதுவும் மே செவன்த்துக்கு அப்புறம் நிச்சயமா இந்த பூரண மதுவிலக்கு அப்படின்றது டாஸ்மாக மொத்தமாக மூடிட்டு தமிழ்நாட்டில் மதுவே இல்லாத தமிழகமாக மாற மாறப்போகுது இதுதான் நம்ம நிறைய பேர் பேசிட்டு இருந்த விஷயம் லாஸ்ட் வீக் வரைக்கும் நிறைய சோசியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு திடீர்னு தமிழ்நாடு அரசு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு அதே மே ஏழாம் தேதி இனி டாஸ்மாக் திறக்க போறோம் அதாவது ரெட் ஜோன் ரெட் அலர்ட் இருக்கிற ஏரியாஸை தவிர மற்ற சேஃபர் ஜோன் ஆரஞ்சு கிரீன் இருக்கிற ஏரியாஸ்ல மறுபடியும் மதுக்கடைகளை திறக்க போறோம் அப்படின்னு சொல்லி பக்கத்து ஸ்டேட்டில் அதாவது ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் வந்துட்டு ஏற்கனவே இந்த மதுக்கடைகளை திறந்துட்டாங்க இங்கேருந்து அங்கே போகிறவங்களை யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் நாங்கள் வந்து ஏழாம் தேதியிலேருந்து திறக்க போகிறோம் ஒரு அறிக்கையை நம்ம தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வெளியிட்டிருக்கு அது மட்டும் இல்லை ஹைகோர்ட் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு ஏதாவது ஒரு சமூக இந்த கேஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணுறாங்க பூரண மதுவுக்கு தமிழ்நாட்டில் தேவை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஹைகோர்ட் சொல்லுது இது வந்துட்டு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட முடிவு தான் இதில் நாங்கள் எதுவும் தலையிட முடியாது ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தளர்வும் கொடுத்தாச்சு நீங்கள் வேணால் ஒயின் ஷாப்பை வச்சுக்கலான்னு இருந்தும் தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்னமும் ஒயின் ஷாப்பை திறக்காம தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒயின் ஷாப் பூரண மது விலக்கு வந்துட்டு நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இது ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல் தான் இருக்குன்னு கேஸை டிஸ்மிஸும் செஞ்சுட்டாங்க இதுக்கிடையில் இன்னைக்கு நாலாம் தேதி கிட்டத்தட்ட ஆந்திராலையும் சரி கர்நாடக பாடல்களையும் சரி பக்கத்து பார்டரில் ஒயின் ஷாப்லாம் திறந்து இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கால்நடையாகவே நடந்து போய் நிறைய பேர் வரிசையில் நின்று அங்கே வந்துட்டு ஒயின் ஷாப்பில் பாட்டில்ஸை வாங்க ட்ரை பண்ணும்போது சரக்கை வாங்க ட்ரை பண்ணும்போது அங்கே உங்களோட ஆதார் கார்டு காட்டுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரானா ஆந்திராவில் இருக்கிற சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆதார் கார்டு அந்த ஸ்டேட்டில் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டை காட்டுங்க அதே மாதிரி வந்துட்டு கர்நாடகாவில் கர்நாடகா பீப்புள்னு சொல்லி ஆதார் கார்டை காட்டுங்க உங்களுக்குலாம் இல்லைனா தமிழ்நாட்டு பீப்புளுக்கு வந்துட்டு சரக்கு கிடையாதுன்னு சொல்லி திருப்பி அமைச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தா ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரிய வருது இன்னும் இந்த மக்கள் நாற்பது நாள் கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி பக்கம் நாற்பது நாள் உண்மையிலே வந்து கடும் தவத்தில் இருந்து எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டில் மீட்டு எழுந்துருவாங்க இனி வந்துட்டு பல குடும்பங்கள் அழிஞ்சு போகாது இனி இந்த டாஸ்மாக் பூரணமாக அழிஞ்சு போயிடும் நினச்ச நேரத்தில் இத்தனை பேர் படையெடுத்திருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் வேட்கையோடு இருந்திருப்பாங்க இதனால என்ன புரிதல் அவங்களுக்கு இருந்துச்சு இந்த நாற்பது நாள் இருக்க முடிஞ்சு இன்னைக்கு ஒரே நாளில் வந்துட்டு இவ்வளோ பெரிய இந்த சமூக விலகல் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு வீடியோஸில் பார்க்கும்போது நிறைய வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது நிறைய பேர் வந்துட்டு வரிசையில் முண்டி அடிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு தேவை அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கு எப்படி நிற்பாங்களோ அந்த மாதிரி ஒயின் ஷாப் வரிசையை நின்றுறது நம்மளால் பார்க்க முடிஞ்சு இந்த பூரண மதுவிலக்குக்கு அவங்க சொன்ன ஒரு ஒரு விஷயம் இந்த பப்ளிக் மீடியாஸில் ஷேர் பண்ண ஒரு விஷயம் இந்த சோஷியல் மீடியாஸில் சொன்ன விஷயம் உண்மையிலே வந்துட்டு யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டர்ஸில் இருக்கிற ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துல வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ரெவன்யூ எடுத்தால் இந்த டாஸ்மாக்கே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட இந்த லாபத்தை எல்லாத்தையும் வந்துட்டு வருவாய் இழப்பை இதுலேருந்து எடுத்துட முடியும் இவங்களுக்கு வந்துட்டு இந்த ரெவன்யூ போச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த இது ஒயின் ஷாப்பில் வந்து வர வருவாய்க்கு பதிலாக இந்த ரூபாய் எடுத்தாங்க அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணிட முடியும் அப்படின்றது ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு மேபி இது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லி யாருமே சந்தோஷமாக இருந்த நேரத்தில் நம்ம அரசு மறுபடியும் ஏழாம் தேதி ஒயின் ஷாப்பை திறக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் கடவுளில் கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு கேஸுக்கு மேலே கொரோனா வந்துட்டு பாசிட்டிவ் வந்திருக்கு இந்த மாதிரி பல டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு நிறைய இன்னைக்கு கவுண்டிங் அதிகமாகிட்டே போகுது இந்த கோயம்பேட்டில் மார்க்கெட்லேருந்து வந்து டெவலப் ஆச்சு இப்போ திரும்ப வந்துட்டு இந்த சோஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அந்த சமூக உலகங்கள் இல்லாமல் இருந்ததுனால வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாதனால நிறைய பேர் வந்து திரும்பவும் இப்போ கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற நேரத்தில் இந்த ஏழாம் தேதி மறுபடியும் இந்த மாதிரி வந்துட்டு ஒயின் ஷாப்பை திறந்தா எல்லாராலையும் வந்துட்டு கண்ட்ரோலோட இருக்க முடியாது எல்லாரும் போவாங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுது ஆறு அடிக்கு வந்துட்டு கேப்பை மெயின்டைன் பண்ணணும் சமூக வேலைகள் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் ஒயின் ஷாப்பில் வந்துட்டு நாங்கள் திறந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த ரெட் அலர்ட் தான் மற்ற ஏரியா எல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு இந்த ஒயின் ஷாப்ஸை திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது நம்ம யாருமே நினச்சி பார்க்கல இன்றைக்கி உலக நாடுகள் மொத்தமும் இந்த கொரோனாவுக்கு பயந்து பல உயிர்களை இழந்து தவிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஏதோ ஓரளவுக்கு வந்துட்டு லக்கிலி கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம் அதையெல்லாம் அவுத்து விட்ட மாதிரி தான் அடுத்து ஏழாம் தேதி நடக்க போகுது ஆல்ரெடி மற்ற ஸ்டேட்ஸ்லாம் திறந்து விட்டு கரட்டி விட்டாங்க எல்லாருமே வந்து கூட்டம் கூட்டமாக ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஏழாம் அப்புறம் இது நடக்க போகுது இந்த அவலம் ஏன் இப்படி நடக்குது நம்ம மக்கள் எல்லாருமே இப்போ கவர்மெண்ட்டு இந்த மாதிரி ரெவென்யூ இல்லைன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி சிசிஎஃப் ஃபண்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுக்குன்னு எல்லாருமே வந்துட்டு தன்னோட பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்ருக்காங்க நிறைய இறைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி மது விலக்கு நாங்கள் கொண்டு வர போகிறோம் பூரண மது விலக்கு நாங்கள் கொண்டு வர போகிறோம் அதனால கவர்மெண்ட்டுக்கு ஏற்படுற வருவாய் இழப்பை நாங்கள் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் நீங்கள் உங்களால் முடிச்சு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம மாதிரி நிறைய பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண தயாராக இருப்பாங்க ஏன்னா இங்கே பல குடும்பங்கள் அழிஞ்சிட்டு இருக்கு வெறும் முப்பதாயிரம் கோடி ரூபா வருஷத்துக்கு வெறும் முப்பதாயிரம் கோடி ரூபா வந்து லாபம் வருதுன்னு நினச்சி ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த டாஸ்மாக் அப்படின்ற ஒரு துறையை இயக்கிட்டு இருக்கிறதுனால பல லட்சம் கோடி ரூபா பல குடும்பங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு பல குடும்பங்கள் நாசமாயிட்டு இருக்கு பல இளைஞர்கள் இங்கே தொலைஞ்சு போயிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது பல இளம் விதவிகள் அதிகமாக வந்துட்டு தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு சர்வேன்னு சொல்லுது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் தகர்த்து எரியணும் அப்படின்னா பூரண உதவிக்கு ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு இது அரசோட காதுகளுக்கு கொண்டு போகணும் நான் சொன்ன மாதிரி வருவாய் இழப்புக்கு பல விஷயங்கள் பல வழிகள் இருக்குது மறுபடியும் வருவாய் ஈட்டுறதுக்கு ஆனால் மக்களை இழந்துட்டா இந்த அரசு யாரை வச்சு அரசாங்கம் நடத்தும் அப்படின்றது தெரியாது பெரிய பெரிய கேள்வியும் அதுதான் தயவு செஞ்சு இது பூரண மதுவுக்கு வரணும்னு நான் அரசாங்கத்துக்கு முன்னாடி என்ன கோரிக்கை முன்வைக்கிறேன் இதையே நீங்களும் பேசணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ